வணக்கம் இன்றைக்கி டாபிக் வந்து தேவையில்லாத பொருட்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து அகற்றுதல் நம்ம வந்து வருஷா வருஷம் பல பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்போம் வாங்குவோம் சில பொருட்களை யூஸ் பண்ணிட்டே இருப்போம் சில பொருட்களை யூஸே பண்ண மாட்டோம் நிறைய பொருட்களை யூஸ் பண்ண மாட்டோம் அது அப்படியே வீட்டில் ஒரு ஓரத்தில் கிடக்கும் இல்லை பரண மேலே கிடக்கும் ஆர் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு டஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் வீட்டில் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரூல் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு மாதமாக ஒரு பொருளை தொடலை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி ஸோ அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று செல் பண்ணிவிடுங்க இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க தூக்கி போட வேண்டிய பொருளாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் நம்ம நம்ம மேலே டிபெண்டன்சி இருக்கிற பொருட்கள் வந்து கம்மியாகுது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம மைண்டில் நமக்கே தெரியாமல் ஒரு போர்ஷன் ஆஃப் த மைண்டை வந்து நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணி வைக்கிறோம் ஸோ நம்மளோட பொருட்கள் அதிகமாக அதிகமாக அதிகமாக மைண்டு கிளட்டர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வச வசன்னு ஆகிடும் ஸோ நமக்கு வந்து தேவையான பொருட்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கும் இல்லை மற்றவங்களோட அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கிறதுக்கும் நம்மளால் முடியாது ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் அது வந்து பழைய டிவியாக இருக்கலாம் ஒரு பழைய சிடி பிளேயராக இருக்கலாம் எல்கேஜியில் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டாக இருக்கலாம் என்ன யூஸ் அதில் மேபி வேணால் ஒன்று ரெண்டு வேணால் வச்சுக்கோங்களே தவிர மற்றபடி பல்காக அந்த பழைய திங்ஸை வச்சுட்டு டஸ்ட் இது பண்ணுறது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் கேடு மன ஆரோக்கியத்துக்கும் கேடு அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது இன்னும் நம்ம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது டொனேஷனாக கொடுக்கும்போது அன்பளிப்பாக கொடுக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அதிகமாகுது ஏன்னா செல் லெவலில் ஹாப்பினஸ் வந்து அதிகமாகுது இந்த இது வேணால் ட்ரை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி ஏதாவது ஒரு பொருளை யாருக்காவது கொடுங்க இருக்கும் கண்டிப்பாக நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் எடுத்துன்னு போய் கொடுத்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் கழித்து உங்களோட மன மன சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் பல மடங்காக அதிகமாக இருக்கிறது நீங்கள் உணர முடியும் இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் ஆனால் முழு மனசோட சந்தோஷமாக கொடுக்கணும் அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் ஸோ இன்றைக்கி டாபிக் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பொருட்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு பொருளை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை ஒன்று விற்றுருங்க இல்லை யாருக்காவது அன்பளிப்பாக கொடுத்துருங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாள் டெய்லி ஒரு ஒரு பொருளை ஒரு ஒருத்தருக்கு கொடுத்து பாருங்கள் இதனால் ஓவரால் ஹெல்த்து மைண்ட் ஹெல்த்தும் சரி உடல் ஹெல்த்தும் சரி நல்ல பல மடங்கு அதிகமாகும் நம்ம வந்து will become a better human being மற்றவங்களோட மிகுந்த அன்போடு இருக்க முடியும் அக்கறையோடு இருக்க முடியும் நல்ல ஓவரால் லைஃப் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் நன்றி